யூசர் லாகின் மற்றும் செஷன்ஸ் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு இந்த டுடோரியலில் PHP இல் HTML form ஐ சப்மிட் செய்வது யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டை சோதிப்பது குறித்து காணலாம் உள்ளிட்ட வேல்யூக்கள் ஒரு டேட்டாபேஸ் க்கு ஒப்பிட்டு சோதிக்கப்படும் யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்டை கொண்ட டேட்டாபேஸ் செட்டப் செய்வது டேட்டாபேஸ் க்கு கனெக்ட் செய்வது லாகவுட் பங்ஷன் ஐ ப்ராசஸ் செய்வது ஆகியவற்றை பார்க்கலாம் நாம் பயன்படுத்துவது செஷன்ஸ் ஆகவே யூசர் லாக் அவுட் பட்டனை அழுத்தும் வரை லாகின் ஆகி இருப்பார் முதலில் ஒரு HTML பார்ம் ஐ உருவாக்குவேன் நான் அமைக்க இருக்கும் மைஸ்கிள் ஃபீச்சரையும் ஐயும் காட்டுகிறேன் HTML form login dot PHP என்னும் பக்கத்தில் செயல்படும் எளிமை கருதி தனித்தனியாக வைத்துக்கொள்வோம் மெத்தோட் போஸ்ட் ஆகும் பார்ம் ஐ இங்கே முடிக்கலாம் இன்புட் டைப் டெக்ஸ்ட் ஆக இருக்கட்டும் நேம் யூசர் நேம் ஒரு லைன் பிரேக் எங்கே இந்த வரியை காப்பி பேஸ்ட் செய்து டெக்ஸ்டை பாஸ்வேர்ட் என மாற்றலாம் அதை பாஸ்வேர்ட் என அழைப்போம் இயங்கு தளத்தை பொறுத்து இது நட்சத்திரம் அல்லது வட்டமாக தெரியும் கடைசியில் சப்மிட் பட்டன் ஐ உருவாக்கலாம் அதன் வால்யூ லாகின் இதை முயற்சிக்கலாம் refresh மற்றும் இங்கே ஒரு பேஜ் இருக்கிறது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டுடன் index.php இண்டெக்ஸ் டாட் நான் லாகின் செய்கிறேன் அது போவது இருப்பில் இல்லாத பேஜுக்கு அதை கொஞ்சம் அணுக எளிதாக்கலாம் லேபிள்ஸ் இங்கே டைப் செய்வோம் refresh மற்றும் இதோ இருக்கிறது இப்போது login டாட் பிஎச்பி ஃபைலை உருவாக்கலாம் முதலில் பிஎச்பி மை அட்மின் ஐ திறக்கிறேன் Xampp ஐ பயன்படுத்தினால் அது டிஃபால்ட் ஆக லோக்கல் ஹோஸ்ட் ஐ பிஎச்பி மை அட்மின் க்கு அமைத்து உருவாகி இருக்கும் அது நிறுவப்படாவிட்டால் அதன் பிரதியை லோக்கல் ஹோஸ்ட் டைரக்டரி யில் நிறுவி பயன்படுத்த ஆரம்பியுங்கள் இப்போது புதிய டேட்டாபேஸ் ஐ உருவாக்கலாம் புதிய டேட்டாபேஸ் ன் பெயர் பிஎச்பி லோகின் மற்றும் Create ஐ சொடுக்கலாம் அது இங்கே தோன்றுகிறது பின் டேபிள்ஸ் ஐ உருவாக்கலாம் SQL உங்களுக்கு அறிமுகம் இல்லையானால் சற்றே சொல்கிறேன் அடிப்படை ஸ்ட்ரக்சர் ஒரு டேட்டாபேஸ் அது டேபிள்ஸ் ஐ சேமிக்கும் டேபிள்ஸ் ரோவ் களையும் ரவ்ஸ் வால்யூ களையும் சேமிக்கும் யூசர்ஸ் என பெயரிட்டு ஒக் செய்வோம் எர்ரர் fieldகளின் எண்ணிக்கை புதிய டேட்டாபேஸ் ஐ போது நோட்பாட் அல்லது ஒரு கான்டெக்ஸ்ட் எடிட்டர் ஐ துவக்கி உருவாக்கப் போகும் எல்லா பீல்ட் களையும் குறித்துக்கொள்வேன் முதலில் இட் அடுத்து யூசர்நேம் கடைசியாக பாஸ்வேர்ட் இப்போதைக்கு இது போதும் first name date of birth முதலியன உங்கள் புரோகிராம் ஐ பொறுத்து இருக்கலாம் இப்போதைக்கு மொத்தம் இந்த மூன்று ஃபீல்டுகள் போதும் இங்கே திரும்பி வரலாம் மூன்று fieldகளையும் உருவாக்கலாம் இப்போது field names ஐ டைப் செய்யலாம் டைப் செய்யலாம் id இது integer ஆக இருக்கட்டும் இது பிரைமரி கீ ஆட்டோ இன்கிரிமெண்ட் ஆகட்டும் இப்போது புதிய ரெக்கார்ட் உருவாகும் போது ஐடி வேல்யூ ஒரு எண்ணிக்கை கூடுதலாகும் முதல் யூசர் ரிஜிஸ்டர் செய்யும் போது ஐடி ஒன்றாகும் இரண்டாம் யூசர் ரெஜிஸ்டர் செய்யும் போது ஐடி 2 ஆகும் மேலும் இதே போல அடுத்தது யூசர் நேம் கடைசியில் பாஸ்வேர்ட் அவற்றை வர்ச்சர்ஸ் என அமைக்கலாம் மேலும் இது 25 கேரக்டர்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் 25 கேரக்டர்ஸ் என அமைக்கிறேன் இவற்றுக்கு வேறு ஏதும் அமைக்க தேவையில்லை ஸ்க்ரோல் டவுன் செய்து சேவ் ஐ சொடுக்குவோம் சேமித்ததும் கீழே வந்து இதை பார்க்கலாம் இதில் values ஐ இன்சர்ட் செய்யலாம் சோதிப்பதற்காக செய்வோம் ஒரு யூசர் registration form ஐ உருவாக்க tutorial ஐ செய்துள்ளேன் அங்கே இது பற்றி மேலும் பேசலாம் id இன் வேல்யூ தானாக அதிகமாகும் ஆகையால் இங்கே ஒன்றும் எழுத வேண்டாம் நேரடியாக ஒன்றுக்கு போகலாம் யூசர் நேம் க்கு அலெக்ஸ் பாஸ்வேர்ட் க்கு ஏபிசி நீங்களாக செய்யும் போது வலுவான பாஸ்வேர்டை தேர்ந்தெடுங்கள் யூசர் நேம் அலெக்ஸ் மற்றும் பாஸ்வேர்ட் ஏபிசி நினைவில் வைக்க சுலபம் அதுதான் சேமிக்கப்பட்டது ப்ரோவ்ஸ் செய்ய ப்ரோவ்ஸ் tab ஐ சொடுக்கவும் ஸ்க்ரோல் டவுன் செய்யலாம் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் அலெக்ஸ் மற்றும் ஏபிசி மேலும் ஐடி ஏற்கனவே ஒன்றாக அமைந்துள்ளது login டாட் பிஎச்பி பேஜ் ஐ உருவாக்கலாம் விரைந்து சேமிப்போம் login dot PHP PHP tags ஐ உருவாக்க சில போஸ்ட் வேரியபிள்களை கருத்தில் வைக்கலாம் இண்டெக்ஸ் index.php இல் method post name dollar sign underscore post மேலும் வேரியபிள் ஐ ரினேம் செய்யலாம் அது யூசர் நேம் அது இங்கே உள்ளது மற்றும் பாஸ்வேர்ட் ஒரு போஸ்ட் வால்யூ க்கு சமம் மேலும் அது பாஸ்வேர்ட் ஆகும் முதலில் சோதிக்க வேண்டியது யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டும் enter ஆயிற்றா என்பது ஃபார்மை ஐ வாலிடேட் செய்ய வேண்டாம் யூசர் இரண்டு fieldகளிலும் உள்ளிட்டார் என தெரிந்தால் தேவையில்லை ஒரு if statement ஐ டைப் செய்யலாம் சோதித்த பின் தேவையான அனைத்து கோடும் இங்கே போகும் என்பதால் இது பெரிய ப்ளாக் சொல்வது if யூசர்நேம் அதாவது யூசர்நேம் இல் வால்யூ இருந்தால் ரிட்டர்ன் ட்ரூ மேலும் சொல்வது பாஸ்வேர்ட் ஆகவே யூசர்நேம் மற்றும் பாஸ்வேர்ட் இரண்டுமே ட்ரூ ஆக இருந்தால்தான் இந்த ப்ளாக் ஒஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகும் இங்கே எழுதுவது என்ன டேட்டாபேஸ் ஐ தொடர்பு கொள்ள வேண்டும் உருவாக்குவது ஒரு வேரியபிள் கனெக்ட் என equal to mysql underscore connect மேலும் இதனுள் முதல் பாராமீட்டர் ஹோஸ்ட் இங்கே அது எனக்கு லோக்கல் ஹோஸ்ட் இரண்டாவது நேம் மற்றும் ரூட் ஐ பயன்படுத்துவேன் மூன்றாவது பாஸ்வேர்ட் அது என்னிடம் இல்லை பார்க்கலாம் பின் ஆர் டை மற்றும் எரர் மெசேஜ் ஐ காட்டு உதாரணமாக சொல்லக்கூடியது could not connect பாஸ்வேர்ட் என்னவென்று தெரியவில்லை அது வேறு ஏதோ இருக்கலாம் ஏதாவது முயற்சிக்க அது சொல்வது could not connect இப்போது டேபிள் ஐ மன்னிக்க டேட்டாபேஸ் உடன் இணைக்க வேண்டும் மைஸ்கிள் செலக்ட் டிபி எனலாம் அது பிஎச்பி மாடியூல் இன்ஸ்டால் ஆகும்போது கிடைக்கும் இன்னொரு built-in பங்ஷன் Xampp உடனும் கூட கிடைக்கும் இரட்டை மேற்கோள் இட்டு மேலும் சொல்வது பிஎச்பி லோகின் எல்லாம் சரி என்றால் என் எரர் மெசேஜ் ஐ இங்கே வைக்கலாம் could not find டிபி சரியா ரிஃப்ரெஷ் லாகின் ஐ சொடுக்கலாம் ஒன்றும் நடக்கவில்லை if ஸ்டேட்மெண்ட் ஐ எடிட் செய்து எல்சே எச்சோ எனலாம் அல்லது இன்னும் சிறந்த பங்ஷன் டை இந்த பங்ஷன் அழைக்கப்பட்டால் இந்த இடத்துக்கு பின் எதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது மேலும் நாம் விரும்பும் செய்தி ஒன்றை காட்டும் ஆகவே இங்கே சொல்வது please enter a username and a password refresh. டேட்டாவை மீண்டும் அனுப்ப இந்த எரர் மெசேஜ் வருகிறது. அடுத்து அலெக்ஸ் என டைப் செய்து மேலும் 1 2 3 மன்னிக்கவும் ஏ பி சி லாகின் மீது சொடுக்க எரர் மெசேஜ் இல்லை அதாவது டேட்டாபேஸுக்கு தொடர்பு கிடைத்துவிட்டது இந்த பகுதியில் அவ்வளவே அடுத்ததில் டேட்டாபேஸுக்கு கனெக்ட் செய்து யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை சோதிப்பதையும் பார்க்கலாம் இந்த டுடோரியலுக்கு குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயில் இருந்து பிரியா